அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி அன்று என்னென்ன இலைகளில் அர்ச்சனை பண்ணால் என்னென்ன பலன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க அதில் இருபத்தி ஒரு வகையான இலைகளை வச்சு தான் நம்ம இதை சொல்ல போகிறோம் இப்போது அதில் என்னென்ன இலைகள் மூலிமா அர்ச்சனை பண்ணால் என்ன சிறப்புகள் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம் கவனமாக கேளுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயமா பொறுமையாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முல்லை இலை பழங்கள் பார்த்தீங்கன்னா அறம் அறிவு வந்து நல்லா வளரும் அடுத்து கரிசலாங்கண்ணி இலை இவ்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்கள் வந்து சேரும் வில்வ இலை இன்பம் விரும்பியவை அனைத்துமே கிடைக்கும் அருகம்புல் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும் இருபத்தி ஒரு அருகம்புல்கள் கொண்டு அர்ச்சனை செய்வதன் மூலமா அதிவிசேஷமானது அது இலந்தை இலை அர்ச்சனை செய்தால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா கல்வியில் மேன்மையும் உற்சாகமும் அடைவார்கள் நல்ல அறிவாற்றல் அதிகம் கிட்டும் ஊமத்த இலை பெருந்தன்மை கைமேல் பலன் வன்னி இலை வன்னி இலைக்கு உண்டான பலன்கள் பார்த்திங்கன்னா பூ உலக வாழ்விலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கப்பெறும் அடுத்து பார்த்திங்கன்னா நாயுருவி இலையோட பலன்களை பார்த்தீங்கன்னா முகப்பொலிவுடன் அழகாகவும் தோன்றுவார் கண்டங்கத்திரி பலன்கள் பார்த்திங்கன்னா வீரமும் தைரியமும் கிடைக்கப்பெறும் அரளி இலை உண்டான பலன்கள் பார்த்திங்கன்னா எந்த முயற்சியிலும் வெற்றி கிட்டும் எருக்கம் இலை கருவில் உள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிட்டும் அடுத்து மருதம் இலை மகப்பேர் கிட்டும் குழந்தை பாகியம் கிடைக்கும் மருத இலைக்கு விஷ்ணு கிராந்தி இலை நுண்ணறிவு கைவெற மாதுளை இலை பேரும் புகழும் நற்பெயரும் கிட்டும் தேவத்தாறு இலை எதையும் தாங்கும் மனோதைரியம் கிட்டும் மறுகொழுந்து இலை இல்லற சுகம் கிடைக்கப்பெறும் அரசமர இலை உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிட்டும் ஜாதி மல்லி இலை சொந்த வீடு மனை பூமி வாங்கும் யோகம் உண்டாகும் தாளம்பூ இலை செல்வ செழிப்புடன் கிடைக்கப்பெறும் அகத்தி இலை கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் தவணம் ஜகர் புரஷ் இலை ஜகர் புரஷ் இலை நல்ல கணவன் அமையும் நல்ல கணவன் அல்லது மனைவி அமையப்பெறும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் இருபத்தி ஒரு இலையை வச்சுக்கோங்க எண்ணிக்கைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்